இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் சிறந்த அறிவையும் திறமையும் வைத்துக்கொண்டு அடிமைகளாக மட்டுமே வாழ்வோம் என்றால் அது நம் தேசத்திற்கு செய்யும் துரோகம் அப்படி பார்த்தா நீங்களும் நானும் நம்ம தேசத்தோட துரோகிகள் தான் ஏன்னா சிறந்த அறிவும் திறமையும் நம்ம கிட்ட இயற்கையிலே இருக்கு அதனால தான் உலக நாடுகள் மொத்தமும் நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு நம்மளை எப்படியாவது ஹையர் பண்ணி அடிமைகளாக்கி நம்மளோட திறமைகளெல்லாம் செக் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் சம்பளம்ன்ற பேரில் ஒரு சொற்பத்தை கொடுத்து நம்ம சொந்த ஊருக்கு அனுப்பி விடுறான் இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் சுந்தர் பிச்சை விட ஒரு மிகச்சிறந்த அடிமை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம இந்தியாவோட ப்ரைடு நம்ம தமிழோட ப்ரைடுன்னு சொல்லப்படுற உலகின் தலை சிறந்த நிறுவனத்தில் சிஇஓ இருக்கிற சுந்தர் பிச்சை அடிமைன்னு சொல்றீங்க உனக்கு அறிவில்லையா நீங்கள் கேட்டால் ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நீங்கள் திங்க் பண்ணீங்களா எனக்கு தெரியாது சிறந்த அறிவாளி நுண்ணறிவாளி சிஇஓவாக ஒரு தலை சிறந்த நிறுவனமே வந்துட்டு அவரை கொண்டு போய் வச்சிருக்குன்னா அந்த தொழில்நுட்பத்தை ஏன் சுந்தர் பிச்சை நம்ம நாட்டில் பயன்படுத்த முடியாது அதுக்கு எது தடையா இருக்கு அப்படி பார்த்தால் தன்னோட கம்ஃபர்ட் லெவலில் மட்டுமே வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கிற சுந்தர் பிச்சையும் கைத்தேர்ந்த அடிமை தான் அந்த டெக்னாலஜி அந்த திறமையை ஏன் அந்த நுண்ணறிவை நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியல இங்கே இருக்கிற இளைஞர்கள்ட்ட அதை ஏன் கொடுக்க முடியல நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு ஏன் அதை பயன்படுத்த முடியல ஏன்னா எல்லாமே கம்ஃபர்ட் லெவல் நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து படிப்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதாவது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா கஷ்டப்பட்டு ஒரு டிகிரியை முடிச்சிரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும் அங்கே போய் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சொந்த வீட்டையும் ஒரு காரையும் வாங்கிட்டு கடைசி காலத்தை ஜாலியாக ஓட்டிட்டு பக்கத்துக்கு ചെയ്താറുണ്ട് അവിടെ அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு செத்து போயிடு இப்படி தான் நம்ம கல்வி முறையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கு கார்ப்பரேட் இதுக்கு பின்னாடி கார்ப்பரேட்டோட சதிகளும் இருக்குது நம்மளை எதையுமே கண்டுபிடிக்க விட முடியாமல் நம்ம எதோட வளர்ச்சியும் வந்துட்டு தடை செய்கிற மாதிரி அப்துல் கலாம் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசு ஆகும்னு நீங்கள்லாம் நம்புறீங்களா ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம வல்லரசு நம்மளோட தடைகளாக எது இருக்குதுன்றதை நம்ம யோசிக்காத வரைக்கும் நிச்சயமாக நம்மளால் வல்லரசாக முடியாது சமீபத்தில் ஒரு படம் வெளியாகுது ஹீரோ என்னடா இவ்வளோ வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசிட்டு ஒரு சினிமாவை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நாம நிஜத்துல மட்டும் கிடையாது சினிமாவிலையும் நல்லதையும் நல்லவனையும் ஜெயிக்க விடுறதே கிடையாது ஏன்னா ரஜினி முருகன் ஒரு படத்தையும் சிவகார்த்திகேயன் தான் நடிச்சாரு அதே மாதிரி இந்த ஹீரோன்ற படத்தையும் சிவகார்த்திகேயன் தான் நடிச்சாரு ரஜினி முருகனை கொண்டாட நம்ம யாருமே இந்த ஹீரோன்ற படத்தை கொண்டாடவே இல்லை நிச்சயமாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா ஹீரோவை நம்ம கொண்டாடி இருக்கணும் ஏன்னா அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆழமான உண்மைகள் நம்ம பல நேரங்களில் பேப்பரில் படிச்சிருப்போம் இந்த மாதிரி ஸ்கூல் பையன் ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சா இது மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்தால் பெரிய புரட்சியே ஏற்படும் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு நிறைய பொருளாதாரம் மிச்சம் செய்யப்படும் நம்ம அந்நிய செலாவணியெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் அது எல்லாமே பேப்பரில் படித்ததுக்கப்புறம் இன்னமும் வந்துட்டு ப்ராஜெக்டாவோ ப்ராக்டிக்கலாவோ நம்ம கிரவுண்டுக்கு வராதுக்கு காரணம் என்னன்றது நம்ம அதெல்லாம் யோசிச்சிருக்கோமா ஆனால் அந்த படத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதாவது காயர் பிட்டு இந்த காயர் பிட்டை ஒரு சின்ன பையன் கண்டுபிடிச்சிருப்பான் இது போதும் இனிமேல் மண்ணே தேவையில்லை நீங்கள் விவசாயம் செய்ய முடியும் மண்ணில்லாத விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த பையன் காணாமல் போயிடுவான் கடைசியாக பார்த்தா பைத்தியமாக்கப்பட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுக்கோமா இந்த படத்தில் காட்டுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த லெவல் ஹைட்ரோலைசிஸ் இன்ஜின் அதாவது உப்பு தண்ணியிலிருந்து நம்ம இன்ஜினை இயக்க முடியும்னு ஒரு பொண்ணு கண்டுபிடிப்பா இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் இருப்பாரு அந்த மாஸ்டர் நிறைய பசங்களுக்கு இந்த இன்வென்ஷன் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு அந்த பசங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு திறமையாட்களாகவும் அதுல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா யோசிக்கணும் நம்ம புக்கை மக்கப் பண்ணுற எவனும் புத்திசாலி கிடையாதுன்றது அதில் ஆழமாக சொல்லியிருப்பாங்க ஏன்னா சிக்ஸ்த்து செவன்த்து டுவெல்த்தில் ஃபெயிலான பசங்க கூட அந்த மாஸ்டர் கூட இருப்பாங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருப்பான் ஒருத்தன் சொல்லுவான் இந்த மாதிரி அரிசியிலேருந்து கல்லை படைக்கிறத எடுத்து நான் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்லும்போது அது சிவகார்த்திகன் கேட்பாரு இதில் என்ன பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணே இது நமக்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கண்ணு தெரியாது அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லன்னு சொல்லி உண்மையிலேயே இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் நிறைய நம்ம இருந்து வந்துட்டு இருக்கு ஆனால் அது எல்லாமே வெளியே கொண்டு வராமல் உடைக்கப்பட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நம்ம காரணம் கேட்டால் நம்மளும் ஒரு காரணம் ஆனால் நமக்கு பின்னாடி சரி செய்கிற கார்பரேட்டுகளும் ஒரு காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் அதே படத்தில் இன்னொரு விஷயம் நான் சொன்ன அந்த ஹைட்ரோலைசிஸ் உப்பு தண்ணியில இருந்து இன்ஜினியர் ரன் பண்ணுற அந்த ஒரு டெக்னாலஜி மட்டும் வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு உலக சந்தையில் அந்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற இந்த எண்ணெய் சந்தை அப்படின்றது மொத்தமாக உடஞ்சி போயிடும் நம்ம இந்தியாவுக்கு இந்த எண்ணெய்கள் எதுவுமே கச்சா எண்ணெய்கள் எதுவுமே தேவைப்படாமல் போயிடும் அதனால இந்த கார்பரேட் எல்லாமே நடக்காமல் பார்த்துக்கணுன்றது தான் இந்த படத்துலையும் சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணை ரொம்ப மோசமாக பேசி அந்த பொண்ணை திருடினு சித்தரிச்சு ஏற்கனவே பேட்டன்ட் யாரோ ஒருத்தன் வாங்கிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு மனசு உடஞ்சி போய் தற்கொலை செஞ்சுக்குவான் இதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நாட்டோட சூழ்நிலை இருக்கு நிறைய இன்வென்ஷன்ஸ் வெளிவராமையே உடஞ்சி போய் இன்வென்ஷன்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சவங்களோ அவங்க எல்லாத்தையும் உடைக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு ஏதாவது நம்ம நாட்டில் இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிற மாதிரி ஏதாவது இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூம் பாக்ஸ் யாரோ ஒரு நம்ம தமிழன் யாரோ ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் போய் கஷ்டப்பட்டு அவனோட இன்வென்ஷனை அவங்ககிட்ட கொடுத்து நம்மகிட்ட வெறும் சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு நம்ம நாட்டுக்கு எதுவுமே செய்யலை இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க இந்த ப்ளூம் பாக்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தமிழன் இருந்தும் நம்ம இந்தியன் இருந்தும் திறமைகள் வெளிநாட்டில் விற்கப்பட்டு இருக்கு சம்பளம்ன்ற பேரில் அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் அடிமைகள் தானே இதில் என்ன பெரிய ஒரு மாற்றம் இருக்க போகுது சுந்தர் பேச்சு சொன்னோன்னு சொல்லி எல்லாருக்கும் கோபம் வரதுக்கு என்ன என்ன காரணம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல இந்த படம் சொன்ன ஒரு விஷயம் தெளிவாக நம்மக்கிட்ட என்னன்னா நம்ம எல்லாருமே அடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்கோம் நம்மளோட கல்வி முறையும் சரி நம்ம கார்பரேட்டும் சரி நம்ம எல்லாத்துமே கண்டுபிடிச்சிடக்கூடாது நம்ம எதுவுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்படி கொண்டு போயிட்டால் உலக சந்தையில் கார்பரேட் கைக்கூலிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த பொருளாதாரம் பாதிக்கப்படும் அவங்களோட வியாபாரம் பாதிக்கப்படும்ன்றதுக்காக நம்மளோட டெக்னாலஜியை நம்மளோட இன்வென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உடச்சி ஓரமாக வச்சிருக்காங்கன்றது தான் உண்மை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு இந்த படம் ஏன் இந்த அளவுக்கு ரீச் ஆகலன்றது எனக்கு புரியவே இல்லை எனக்கு வாய்ப்பு இன்னைக்கு தான் பார்க்க கிடைச்சிச்சு அதனால பார்த்தேன் ஆனால் இதுக்கு முன்னாடி சினிமாவை பார்க்குறேன் ஏன்னா சினிமாவிலையும் சொல்லி நமக்கு சந்தோஷம்னு சொல்லப்படுற விஷயம் என்ன ஜாலியாக தம் அடிக்கணும் தண்ணி அடிக்கணும் பொண்ணு பின்னாடி சுற்றணும் பைக்கில் ரைடு போகணும் ஜாலியாக இருக்கணும் இதுதான் வந்துட்டு சந்தோஷம் நம்ம வாழ்க்கைக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த லெவலில் இன்வென்ஷன் அடுத்த லெவலில் பிஸ்னஸ் நம்ம லைஃப்பில் பெரிய ஆளாகணும் நம்ம முதலாளியாக மாறணுன்றதை யாருமே சொல்லல கஷ்டப்பட்டு நீ படித்து ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு போயிட்டா போதும் உன் லைஃப் செட்டில்னு சொல்கிறவங்க கஷ்டப்பட்டு ஒரு இன்வென்ஷனை நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும் நம்ம நாட்டுக்கு உதவும் நீ ஒரு ரிஸ்க்கை எடுத்த அப்படின்னா அது நம்ம நாட்டுக்கு பெரிய துணையாக இருக்கும்னு யாருமே சொல்லிக் கொடுக்கல இதெல்லாம் ஏன் நடக்கலைன்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நிறைய இன்வென்ஷன்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம தொலைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஜப்பான் வந்துட்டு நம்மளோட இன்வென்ஷன் ஒரு தமிழனோட இன்வென்ஷனை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு உலகத்திலேயே வந்துட்டு தலை சிறந்த ஒரு பொருளை உருவாக்க போகுது ஆனால் அந்த தமிழன் இங்கே ரொம்ப முயற்சி பண்ணி முட்டி மோதி கேட்டும் கிடைக்காம கடைசியாக கிட்ட தன்னோட டெக்னாலஜி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி எல்லாருமே நம்மளோட நிராகரிக்கப்படுறாங்க இருட்டடிக்க இருட்டடிப்பு செய்யப்படுறாங்க அப்படின்னா எப்படி நம்ம இந்தியா வல்லரசு ஆகுன்றது என்னோட பெரிய கேள்விக்குறி இந்த படம் எனக்கு ஒரு கூட ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு இன்வென்ஷன்ஸ் தேவை இளைஞர்கள் தேவை நம்ம விற்கப்படுறத நிறுத்தி நிறுத்தப்படணும் நம்ம அடிமையிலாக்கப்படுறத நம்ம முதல்ல நம்ம உணரணும் அப்போ தான் நம்ம தேசம் மாற்றப்படும் ரெண்டாயிரத்தி இருபதில் இதுக்கப்புறம் வர நாட்கள்லையாவது நம்ம நாடு வல்லரசாக முடியுன்றது நம்மளோட கையில் தான் இருக்குது இளைஞர்கள் நல்லா யோசிக்கணும் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகணும் அப்படின்னா புது புது கண்டுபிடிப்புகளும் புது புது முயற்சிகளும் வரணும் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன்னு நினைக்கிறவன் நிச்சயமாக அவனும் வளர மாட்டான் நம்ம நாட்டையும் வளர்த்த மாட்டான் கம்ஃபர்ட் இதை உடச்சிட்டு வெளியே வாங்க ரிஸ்க் எடுங்க எல்லாருமே வந்துட்டு உங்கள் கூட துணையாக இருப்பாங்க புது புது கண்டுபிடிப்புகளை கொடுங்க நம்ம நாட்டை முன்னேற்ற பாதைகளுக்கு கொண்டு போகணுன்றது தான் என்னோட ஆசை இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ பண்ணதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் நான் நம்புகிறேன் நன்றி